ஆக்சுவலாக இவ்வளோ டேஸ்ட்டான பிரியாணி எங்கேயாவது சாப்பிட்ருக்கீங்களா இந்த ப்ளூ கலர் ஷீட் தான் இந்த கடையோட அடையாளம் நாங்கள் வந்திருக்க இடம் தான் தேர் பிரியாணி கடை கூட்டத்தை பார்த்தோன்னே ஐயோ பிரியாணி வந்துச்சு ஓடுறா ஓடுறான்னு ஓடனா வரப்போகிற பிரியாணிக்கு தான் இவ்வளோ பேர் லைன் கட்டி நிற்கிறாங்க ரைட்டு ஓடுறான்னு நானும் போய் லைன் நிற்க ஆரம்பிச்சிட்டேன் வெயிட் பண்ண அரை மணி நேரத்தில் பிரியாணி வந்து இறங்கிடுச்சு வந்த அஞ்சு நிமிஷத்துல எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த பிரியாணி என்ற சத்தம் கேட்டதுக்கப்புறம் தான் பாதி பேர் மூஞ்சில சிரிப்பு வந்துச்சு முக்கியமாக என் மூஞ்சில டக்கு டக்குன்னு பில்ல போட்டு கடை பக்கத்தில் பார்த்தா அங்கே பிரெட் அல்வா முட்டை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கிரேவின்னு பல ஐட்டத்தை வச்சிருந்தாங்க ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் காம்போவும் சிக்கன் டிக்கா காம்போவும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு கைத்தாங்கல தூக்கிட்டு ஓரமாக சாப்பிட போயிட்டோம் நாங்கள் வாங்கினது சிக்கன் டிக்கா காம்போவும் சிக்ஸ்டி ஃபைவ் காம்போவும் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு கொடுக்குற குவான்டிட்டி ஒர்த்து தான் சரி சாப்பிட்டு பார்த்தலான்னு அந்த இதில் கொஞ்சம் எடுத்து வாயில வச்சா அடி சக்க வேற லெவல் டேஸ்ட் பிளேட்டை தூக்கும் போது எங்க பத்தாம போயிடுமோன்னு நினைச்சேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பிளேட்டே போதுமானதுன்னு ஃபைனல் டச்சா பிரெட் அல்வா சாப்பிடலாம்னு எடுத்து வாயில வச்சா ஐயோ அதுவும் வேற லெவல் நீங்க சென்னைக்குள்ள இருந்தா இந்த கடை பிரியாணி மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க